மாநிலம் கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரை நெடும்பனை பகுதியிலுள்ள பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் குடவட்டூர் பகுதியைச் சேர்ந்த சந்தீப் மது போதைக்கு அடிமையான சந்தீப் ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஓர் அடிதடி வழக்கில் சிக்கிய சந்தீப்பை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்காக இன்று அதிகாலை நான்கு மணியளவில் கொட்டாரக்கரை அரசு தாலுகா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தாலுகா மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜனாக பணிபுரிந்து வந்த மருத்துவர் வந்தனா தாஸ் மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறார் அப்போது திடீரென வன்முறையில் இறங்கிய சந்தீப் மருத்துவமனையிலிருந்து கத்திரியை எடுத்து மருத்துவர் வந்தனா தாஸின் கழுத்து முகம் ஆகிய இடங்களில் குத்தினார் மேலும் அங்கிருந்த மருத்துவமனை காவலாளி போலீசார் உள்ளிட்டவர்களையும் குத்தியிருக்கிறார் இதற்கிடையே அங்கிருந்தவர்கள் சந்தீப்பை மடக்கி பிடித்தனர் படுகாயமடைந்த மருத்துவர் வந்தனா தாஸை திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் இதற்கிடையே அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார் கோட்டயம் குறுப்பந்தரை பகுதியைச் சேர்ந்த மோகன் தாஸின் ஒரே மகளான மருத்துவர் வந்தனா தாஸ் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இதற்கிடையே மருத்துவமனையில் பணியிலிருந்த மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சந்தீப் போலீசார் அழைத்து வந்த குற்றவாளிதான் போலீசார் முன்னிலையில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது போலீசாருக்கும் காயம் ஏற்படும் அளவுக்கு வைலண்டாக அவர் செயல்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்ட இளம் மருத்துவர் வந்தனா தாஸ் ஹவஸ் சர்ஜனான அந்த இளம் மருத்துவர் இந்த சம்பவத்தால் மிகவும் பயந்ததாக பிற மருத்துவர்கள் தெரிவித்தனர் அந்த மருத்துவமனை பாதுகாப்பு மிகுந்த பகுதிதான் பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது மருத்துவர்களின் பாதுகாப்புக்காக தற்போதிருக்கும் சட்டத்தை இன்னும் வலுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதை சட்ட திருத்தமாக கொண்டுவர தீர்மானித்திருக்கிறோம் என்றார் ഒരുമി ചൊന്നാൽ മുന്നോട്ട് ഒരുമി ചൊന്നാൽ മുന്നോട്ട് ജീവനെടുത്തൊരു കൊലപാതകിയെ ജീവനെടുത്തൊരു കൊലപാതകിയെ കൊലപാതകിയെ കോടതി കയറും കൊലപാതകിയെ കോടതി കയറും കൊലപാതകിയെ കോടതി കയറും കൊലപാതകിയെ ഭ്രാന്തരെന്ന് മുദ്ര കുത്തി ഭ്രാന്തരെന്ന് മുദ്ര വിടല്ലേ സർക്കാരെ വെറുതെ വിടല്ലേ സർക്കാരെ വെറുതെ വിടല്ലേ സർക്കാരെ വെറുതെ വിടല്ലേ സർക്കാരെ വെറുതെ വിട്ടാ നോക്കിക്കോ വെറുതെ വിട്ടാ നോക്കിക്കോ